இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகிற பெயிண்டிங் எல்லாம் நம்ம சேனலில் உள்ள பெயிண்டிங்ஸ் தான் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த பெயிண்டிங்லாம் இருக்குது இந்த பெயிண்டிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை அதை அதை தட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வேறு வேறு லெவலான பெயிண்டிங்ஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது விசிட் பண்ணி பார்த்துருங்க நம்ம சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி வேறு வேறு லெவலான பெயிண்டிங்லாம் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறந்தாலும் நீங்கள் எந்த பிள்ளையும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் Subscribe to channel for more videos.